Hai, Osprey. Hai, Steve. Hmm, ini nama ini grande film Spider-Man sekali lalu kok. Spider-Man? Yes. Wow. Oke, okay, ah, nama ini gini, cuma pada pura ngasal bang. Ah, asal ya. Ini nama asal PVP pada pucil. Nama ini ki parkour pada pura. Scroll பண்ண போறோமா நம்ம ஆமா ஓகே ஓகே என்னது இது மேல ஸ்டெப் பண்ணுமா ஆ வா ஓகே இதா பார்க் ஒரு பிளே மேல போணும் எப்படா ஃபர்ஸ்ட் டைலே வந்த இங்க இருந்து எங்க போறது ஓ ஆ நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏய் எப்படிதான் பண்றது அதான் ஓகே பண்ணிட்டேன் இம்பாசிபிள் பாக்கோ அது இம்பாசிபிள் பாக்கோ எப்படி ஸ்பிரிண்ட் பண்ணி பண்ணியா ஆ ஸ்பிரிண்ட் ஆமா ஸ்பிரிண்ட் பண்ணி அங்க ஜம்ப் பண்ண ஐயோ ஓ ஓகே ஓகே ஓகே இங்க இருந்து இங்க இருந்து ஸ்டாண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்க்கா ஓகே டேய் டேய் டேய் டேய் ஓகே இது டாப்ல போணுமா எப்படி போகுது இது கண்டுபிடிக்கலாம் இது இது அப்படியா ஆமா எப்பறம் கண்டுபிடிக்கிறேன் பார்க் பவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படியா போய் வந்துட்டேன்டா இல்லை இல்லை ஓ கீழே இப்போ பிளாக்ல இல்லையா எனக்கு சில டைம் பண்ண வேலை செய்யாது அதான் கீழே வரைக்கும் வந்தேன்டா நான் போயிட்டே இருக்கேன் செக் பாயிண்ட்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் கீழே வந்து கீழே நான் டாப்ல இருக்கேன் டேய் திரும்பி கீழே வந்துட்டேன்டா <laughs> இது ஒரு ஸ்டார் கேஸ் மாதிரி மேலே போகணும் பார்க்கோர் பண்ணி பண்ணி ஓகே நான் வந்துட்டேன் நீ வா மேலே வா அதுவா பண்ண தை இங்க எங்க கீழே விழுந்தா அது பொறுமையா என்னடா நீ சுத்த பேர் நேரம் வந்துட்ட இங்க போகணுமா ஆ வா வா இது தேர்ட் லெவலா தள்ளி விட்ட ஈஸியா போய் மேலே ஏறுவா ஏய் <laughs> என்ன இது இங்கே பார்க்க ஒர்க் பண்ணணும் இது பார்க்க மேலே ஓகே இங்க ஒரு லேட் இருக்கு இது பார்க்க ஈஸி பார்க்கும் ஆனா ஸ்பைடர்மேனுக்கான பார்க்கும் ஸ்பைடர்மேன் மட்டும் என்ன பண்ண முடியாது கீழ விழுந்தேன் நானே என்ன பண்ணுதோ என்ன ஓ என்னாச்சு அஞ்சுக்குள்ள குதிக்கணும் அப்ப நான் இப்ப என்ன பண்றது சாகணும் <laughs> எப்படி சாகுது எப்படி மேஜிக் மேஜிக்கா ம் டைம் இல்ல பாரு டைம் போயிட்டே இருக்கு ம் என்னன்னு புரியல எனக்கு டைம் அது நம்ம எவ்வளவு சீக்கிரம் மேல போறோம் நம்ம அப்படியா தெரியல ஓகே இதுக்கப்புறம் ம் ஓகே நான் வந்துட்டேன் இங்க என்ன போட்டுருக்கு லோட் ஒர்க்கா உள்ளே போகணுமா என்ன <laughs> ஆமா ஏடா கீழே குதிச்சேன் ஓ எப்படி மேல போறதுன்னு தெரியல எனக்கு ஓகே இப்ப நான் பண்ணல அந்த மாதிரி ஏய் ஏய் வாத்த வா கீழே வா அப்ப இங்க போக கூடாதா இல்ல என்னடா இது இவ்வளவு சுத்தி அங்கேயே தான் வந்திருக்கோம் வேற எதாவது பக்கம் போக முடியுமான்னு பார்க்கலாம் ரைட்ல போனா கீழே ஓ ஓகே ரைட்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தல அங்க குதிக்கணும் ரைட்ல இரு என்ன ஃபாலோ பண்ணு ரைட்ல இருக்கு பாரு ஓ தோ இங்க எங்க அங்கயா அங்கேயும் இல்லையா enggak Uh, eh, Oke, okay. parah. Hmm, ajak pada tidak. Parah, parah. Mistake kah? Ni enggak kah? Nakile belum deter kan Akan ah, dia saya jumpa depo. Oh, parah. entah info? Direct ಆಗಿ ಗುಸ್ತಿಯಾ ನೀ ವಿನ್ನರ್ ಭಯ மேல போயிட்டு இருக்க ஓ இது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி எங்க போகணும் எப்படா கீழே கிடந்தேன் ஐயோ என்னாச்சு ஓகே ஓகே அப்படின்னு நீ பாரு ஓகே சார் எங்க இந்த பக்கம் எனக்கு நான் இங்க தான் வந்தேன் ஓகே போ எங்க ஓ எதுக்கு லெவிட்டேஷன் ஓ ஓ ஃபர்ஸ்ட் வந்துட்டான் பாரு இவன் okay Sam. what the fuck? Dey, dey, dey. What? நம்மரண்டு பேர் eh, what? what? என்ன போச்சு கீழே காட்டுடா நானு வா வா வா உன்னை டிஸ்ட்ராக்ட் ஆகி நான் வந்துட்டேன் வந்துட்டேன் மறுபடியும் கீழே போகணுமா என்னடா இது வா வா வா come on come on oh level इतना level Dude, I respawned point particular give me. okay. Day, day, day. Okay. Oh. <laughs> okay. ஒண்ணு ஓகே இல்ல இப்படி பண்ணனும் நினைக்க ஓ எப்படி அந்த தண்ணி யூஸ் பண்ணி ஃபென்ஸ் மேல இது ஆட அட என்னடா ஃபர்ஸ்ட் டேலயே பண்ணிட்டான்டா இப்போ இது இது நினைக்கிறேன்டா ஏதோ இந்த காம்படிஷன் காம்படிஷனா ம் பரவாயில்ல இது ஸ்பைடர்மேன் மேப் இருந்தா போடுறது அது நான் ஓ அப்ப ஸ்பைடர்மேன் சேர்ந்து தான் பண்ணுமா யார் பெஸ்ட் ஸ்பைடர்மேன் பார்க்குற மாதிரி இருக்கணும் நான் தான் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்போ அப்படின்னு சொல்லப்ப நான் செக் பண்ணிட்டு தட்டுட்டேன் Oi, Polkora எங்க இருக்க நான் மேல இருக்கேன் நான் போயிட்டே இருக்கேன் அவன் வந்துட்டேன் ஜஸ்ட் மிஸ் நான் கீழே வந்துருப்பேன் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னடா பண்றது இருந்து எங்க போனேன் ஆ அப்படியே வா ஓ எவ்வளோ கஷ்டமாடா கொடுக்குறீங்க எங்க இருந்து இங்க இருந்து போனோம் நான் ஃபென்ஸ்ல குதிக்கணும் இது நான் பண்ணிக்கிறேன் அதான் அனுப்பிச்சு விட்டான் கீழே விழுத்தியா நானே வந்து அட ஏன்டா கீழே இறங்குறேன் நானு Okay. Okay, okay. என்னடா ஜம்ப் பண்ணவே முடியல கீழே வந்துட்டேன் நான் செக் பாயிண்ட் வந்துட்டேன் வா வானா இவனுக்கு சுத்த சுத்த சுத்த வரானுங்க எங்க நான் சுத்திட்டு இருக்கேன் அட என்னடா நான் ரொம்ப ஃபாஸ்டா பண்றேன் போல இருக்கு ஓப்பா நல்ல அழகா வாஷ் பண்ணேன் இதுதான்டா வரமா ஓகே வந்துட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டியா <laughs> மேல தான் இருக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த அவனை பார்த்துட்டு இருக்கேன் எப்படி உனக்கு தெரியுது மேல இருந்து தெரியுது ஓ வண்டியா அங்கே கட்டுப்பாக்குன லெவலு வா வா இங்க நீங்க இப்படி குதி குதிச்சு கவுச் <laughs> அங்கே அங்கே முடிக்கலையா நீ நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன் முன்னாடி இங்க வாடா வாடா வாடா வாடா ம் வா போலாம் ஓகே இது என்னது ஏய் என்னது இது எங்க எங்க போகுது ஓ Olea. Ya. Andara kan sugoi ken ngala pasa pasa kara. <coughs> Bedroom kan Ah. Eh. Nah, starting Nah, ya. ini mana mana? நான் பண்ண முடியலப்பா ஓ அப்பாடா க்ளவுச் பண்ண உள்ள வந்துக்க முடியாது அவங்க ஓட்டு இருக்காங்க குறிக்காத நான் நேரா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன் அப்படியா ஓகேவா ஓகே <laughs> அவன் எங்க இருந்து எங்க இது வரேன் வரேன் ஆடை என்னடா அது மாதிரி கேப் இருக்கு அது ஒன் பிளாக் மாதிரி இருக்குடா ஒன் பிளாக் மாதிரி இருக்கு ஆமா ஒன் பிளாக் கேப் அது ஓகேடா ஸ்ப்ரே நம்ம வந்து இந்த பார்க்கோட நீக்கிலாண்டியா ம் நம்ம இந்த பார்க்கோட பார்ட் 1 முடிச்சிட்டோம் பார்ட் 2 வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ பண்ணோம் அடுத்த ஆ, okay. வீடியோல வந்து நம்மளுக்கு டென் லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்த பார்ட் பண்ணலாம் okay okay okay okay bye okay guys bye மேப் வேடா உடச்சு தெரியாம இங்க வா லாஸ்ட்ல பிவிபி பண்ணலாம் ஹெல்த் ஃபுல்லாக தான் இருக்கு ஃபுல்லாக சாச்சுரேஷன் ஃபுல்லாக வச்சுக்காங்களே ஃபுல் வெயிங் வெயிங் okay okay okay bye guys